ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உடைய அப்டேட் தாங்க இந்த சாரீஸை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ தாங்க நான் தரப்போகிறேன் அது யாருடையது அப்படின்னா ஜவேரி போல்ஸ் இவங்க நிறைய விதமான ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்கங்க அதுவும் எஸ்பெஷலி பார்த்துட்டிங்கன்னா gold plated silver plated pearl sets and long chain short chain small small earrings எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அது எல்லாமே எப்படி இருக்குன்னா லேட்டஸ்ட் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க எப்படி நம்ம சாரீஸ் வந்து எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்கோ அதே மாதிரி நிறைய விதமான ஜுவல் செட்ஸ் வந்து இவங்ககிட்டையும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குங்க ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பிலோ தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே அவைலபிள் இருக்குங்க ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் பாட்டமில் நம்ம கொடுத்துருக்கோம் வியூ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ராடக்டுடைய டேக் பண்ணியிருக்கோங்க அந்த டேக் டேக் யூஸ் பண்ணி நீங்கள் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ப்ரைஸஸ் பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ அந்த அந்த சாரீஸ்க்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணி பார்த்துக்கலாங்க இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லையும் பை பண்ண முடியுங்க ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டதுனால தான் இந்த சஜஷன் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் ஜவேரி பேர்ல்ஸ் இவங்க எல்லாமே வந்து நிறைய விதமான கலெக்ஷன்ஸு ஜுவல் செட்ஸ் வச்சுருக்காங்க பிலோ தௌசண்ட் ருபீஸ்க்கு இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே லேட்டஸ்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸாக இருக்குங்க ஸோ வேணுங்கிறவங்க இவங்களை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாரீஸ் கூட நீங்கள் அதை மேட்ச் பண்ணியும் பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம சாரீஸுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க வாங்க ஃபஸ்ட்டு சாரியுடைய number two double seven body of sari colour background colour half white பல்லுவன் blouse ink blue top and பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் வந்துடுதுங்க இது வந்து போச்சமல்லி டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீங்க fifty percent pure silk fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய sari fifty percent pure silk இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதை ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது சாரியுடைய லென்த்துன்னு பார்த்துட்டிங்கன்னா six point two metre including blouse இருக்குங்க ப்ளவுஸுடைய லென்த்து அபவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கும் width of the sari forty five point five inches above இருக்குங்க செகண்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் body of sari background colour red colour பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே top and bottom eight inch border இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க எல்லாமே சில்க் காட்டன் சாரீஸ் தான் நம்ம பார்க்குறோம் சாரியோடைய price three thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க நம்மக்கிட்ட Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட்டுக்கும் இந்த ஆப்ஷன் தாங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கும் இந்த ஆப்ஷன் தான் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்னா அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா எந்தவித லிமிடேஷன்ஸும் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாதுங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் சரி வேணாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது sari number two seven nine body of sari background colour copper sulphate blue பல்லுவன் blouse ink blue next sari sari number two eighty பல்லுவன் blouse ink blue body of sari background colour double ஷேட்ல வருதுங்க கிரீன் அண்ட் ப்ளூ மிக்சிங்ல இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்னு பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம் sari number two eighty one body of sari background colour silver grey பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர் இந்த சாரீஸில் வரக்கூடிய எல்லா ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு பிளைனாக இருக்கும் ஏன்னா பாடி ஆஃப் சாரீ உங்களுக்கு ஃபுல் ஒர்க் இருக்கிறதுனால ப்ளவுஸ் வந்து பிளைன் தாங்க sari number two eight two பலூன் blouse magenta body of sari background colour blue இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சில்க் காட்டன் சரிங்க நார்மல் வாஷ் பண்ணக்கூடாதுங்க ட்ரை வாஷ் தான் பண்ணணும் அண்ட் காட்டன் மிக்சிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்ட்டாக தாங்க இருக்கும் ஆனால் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் ரிச் அண்ட் எலகண்ட் லுக்கும் கொடுக்குங்க sari number two eight three பலுவன் and blouse green body of சேரீன்னு பார்த்துட்டிங்கன்னா மெரூன் அண்ட் ரெட் கலர்லேயும் இருக்குங்க பேக்ரவுண்ட் கலர் சாண்டில் கலர் மாதிரி இருக்குது sari number two eight four sari number two eight four பார்த்துட்ருக்கீங்க பலூன் blouse black colour body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 நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருந்தீங்க கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் இதை நிறைய வாங்கணும் கிஃப்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவில் மோர் தென் டுவெண்ட்டி சாரீஸ் வந்து காட்டுறோங்க ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக வந்து இதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிறிஸ்மஸ்க்கும் வியர் பண்ணிக்கலாம் sari number two eighty six body of sari background colour pink colour பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ சாரியுடைய ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க sari number two eighty seven body of sari pink colour பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் க்ரீன் அப்டேட் டைம்லேயுமே கண்டிப்பாக வந்து எல்லா குரூப்ஸ்க்கும் நம்ம வந்து பிக்சர்ஸ் அனுப்பணும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பணும் ஸோ இதெல்லாம் அனுப்பிச்சு முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்குதுங்க ஸோ ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியுதுங்க ஸோ அப்படி ரிப்ளை பண்ணுறதும் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஓல்டு மெசேஜஸ்லேருந்து ரீசன்ட் மெசேஜஸ்க்கு ஒன் பை ஒன்னாக நம்ம ரிப்ளை பண்ணிட்டு வருவோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சாரீ வேணும் அப்படின்னா சாரீ கோடோட புக் பண்ணுங்கன்னே சொல்லிடுங்க உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நம்பர் நோட் பண்ணிக்குவோம் புக்குடு யூங்கிற ரிப்ளைவும் கொடுப்போம் sari number two double eight பல்லுவன் blouse parrot green body of sari pink colour sari number two eight nine next sari பார்க்குறோம் பல்லுவன் blouse ink blue body of sari blue colour suppose நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க உங்களது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவைலபிலிட்டி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் அவைலபிள் இருந்தால் அவைலபிளுங்கிற ரிப்ளை மட்டும்தாங்க பண்ணுவோம் உங்கள் நம்பர் நம்ம நோட் பண்ண மாட்டோம் யார் ஃபஸ்ட்டு வந்து சாரி கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்க நம்பர் தான் நம்ம வந்து நோட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ண சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா மட்டும் புக் பண்ண சொல்லலாங்க சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு யாருக்கிட்டையாவது சஜஷன் கேட்கணும் இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் வாங்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ண சொல்ல வேண்டாங்க நீங்கள் அவங்ககிட்ட டிசைட் பண்ணிவிட்டு அதாவது டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அவங்க ஓகே அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாங்க அண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக்கும் பண்ணலாங்க இந்த சாரியுடைய நான் கலர் சொல்லிடுறேன் சாரி நம்பர் டூ நைன்ட்டி பலூன் blouse ink blue body of sari background colour green number two number one இந்த சாரீ வந்து டபுள் ஷேட் கலரில் இருக்குங்க body of sari pinkish orange double ஷேடில் வருது பல்லுவன் ப்ளவுஸ் கிரீன் கலரில் வருதுங்க இந்த சாரீஸ்லையுமே சில கலர்ஸ்லாம் வந்து பிளாக் த்ரெட்டோட மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ வந்து ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க sari number two nine two பலூன் blouse ink blue body of sari background colour sandal colour நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் most wanted and fast moving கலெக்ஷன்ஸில் இது ஒன் ஆஃப் த கலெக்ஷனுங்க ஏன்னா எப்போ நம்ம அப்டேட் போட்டாலும் மேக்ஸிமம் சாரீஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா சேம் டேவே வந்து புக் ஆயிரும் சோல்டும் ஆயிரும் ஸ்டாக்கே வைக்க முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடியது இந்த சில்க் காட்டன் சாரீஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது sari number two nine three body of sari mango yellow பல்லுவன் ப்ளவுஸ் பிளாக் கலர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கூட சென்ட் பண்ண மறந்துடாதீங்க நான் அதை ஏன் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன் அப்படின்னா சாரீ கோடு இருந்தால் மட்டும்தான் அவைலபிலிட்டி ஈஸியாக செக் பண்ண முடியுங்க அதுக்காக தான் நான் சாரீ கோடு சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நான் இன்சிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாலுமே நான் ஃபஸ்ட்டு கேட்குறது சாரீ கோடு என்ன அப்படிங்கறதான் கேட்பேங்க ஏன்னா சாரீ கோடு இருந்தால் தான் ஈஸியாக பார்க்க முடியும் sari number two nine four பல்லுவன் blouse black colour body of sari background colour sandal dark sandal இருக்குங்க next sari number two nine five இதுமே பல்லுவன் blouse black colour body of sari background colour half ஒயிட்டில் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரி பார்த்துடலாங்க sari number two nine six பல்லுவன் blouse black colour body of sari background colour red கலருங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே silk cotton saris fifty percent pure silk fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து இந்த சாரீஸை புக் பண்ணிக்கலாங்க அண்ட் ஆல்சோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து ஜவேரி பேர்ல்ஸுங்களுடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டேக் யூஸ் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் அதுவும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாரீஸ்க்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்க்கு ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ப்ராடக்ட்ஸை பை பண்ணி பார்த்துக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்